வணக்கம் இது signal generator December fourteenth market open ஆயிருக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் ட்ரெண்டில் க்ரீன் கலரில் பைக்கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு பைக்கால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து த்ரீ ஃபோர் ஃபோர் ஃபைவ்ல வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு இது வந்து stop loss three four three six target one target two so இப்போ டார்கெட் ஒன்று கிட்டக்க மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா போய்கிட்டு இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா டார்கெட் ஒன் பிரேக் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து மோர் தென் டென் பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து கொடுத்துருக்கு ஸோ டார்கெட் டூ வந்து சிக்ஸ்டி டூ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி நைன் வரைக்கும் மார்க்கெட் ரீச் ஆகிட்டு அந்த ரேஞ்சில் ரொம்ப நேரமாக ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு ஸோ உங்களுக்கு ஒரு லைவ் மார்க்கெட்டில் இது எப்படி இருக்கும்னு காட்டுறதுக்காண்டி ஜஸ்ட் ஓப்பனிங்கில் இது வந்து காட்டணும் இது டிசம்பர் ஃபோர்டீன்த்துனுடைய ஓப்பனிங் ஸோ நம்ம வந்து இப்போ டிசம்பர் தேர்ட்டீன்த் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ டிசம்பர் தேர்ட்டீன்த் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு செல் கால் ஜென்ரேட் ஆயிருக்கு ஆஃப்டர் ஒரு நைன் ஃபிஃப்டீனுக்கு அப்புறமா நைட்டு வந்து பார்த்திங்கன்னா செல் கால் வந்திருக்கு த்ரீ ஃபோர் ஃபோர் செவனில் அந்த ஃபோர் செவனில் வந்த செல் கால் ஒரு நைன் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆயிருக்கு பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் ஸ்டாப் லாஸ் பக்கத்தில் வரைக்கும் மார்க்கெட் வந்தாலும் ஸ்டாப் லாஸ் ரீச் ஆகலை மார்க்கெட் வந்து டவுனில் இறங்கி டார்கெட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரீச் ஆயிடுச்சு இது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா லைவ் மார்க்கெட்ஸில் கால்ஸ் வந்து சொல்லும் வாங்கலாமா விற்கலாமா அதே செல் பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு ரெட் கலரில் இருக்கும் பை பண்ணலான்னா க்ரீன் கலரில் வந்து இருக்கும் டார்கெட்ஸ் என்னென்ன இருக்கலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸ்டாப் லாஸ் என்ன அப்படின்ட்டு உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் வந்து சொல்லும் ஸோ நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணி நீங்களே வந்து ஓனாக வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் சென்ட் பண்ணுவோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ ப்ரீவியஸ் இது செக் பண்ணலாம் ப்ரீவியஸ் பார்த்தீங்கன்னா பைக்கால் வந்திருக்கு ஸோ இட்ஸ் க்ரீன் கலராக சேஞ்ச் ஆயிடுச்சு பைக்கால் பார்த்தீங்க அப்படின்னா எயிட் தேர்ட்டி ஃபைவ்க்கு அப்புறமா வந்திருக்கு சேஞ்ச் ஆயிருக்கு ரெட்லேருந்து க்ரீனாக த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸில் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிருக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் சிக்ஸ் வரைக்கும் வந்து ரீச் ஆயிருக்கு ஸோ இதில் நம்மளால் ஈஸியாக பைக்காலில் ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ணிக்க முடியும் அதுக்கு ப்ரீவியஸ் பார்த்தீங்கன்னா செல் கால் வந்திருக்கு செல் கால் எயிட் டென்னுக்கு அப்புறம் நைட்டு வந்து வந்திருக்கு ஸோ த்ரீ ஃபோர் ஃபோர் டூவில் ஸோ இந்த ரேஞ்சிலையும் பார்த்தீங்க அப்படின்னா sell call down side break out ஆகி நல்லாவே ரீச் ஆயிருக்கு ஸோ இதுலேயே நம்மளால் ஈஸியாக டென் பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட்ஸ் புக் பண்ணிக்க முடியும் அதுக்கு ப்ரீவியஸ் பார்த்தீங்கன்னா பை கால் பட் மேலே பிரேக் அவுட் ஆகல ஸோ ப்ரீவியஸ் போகலாம் ஸோ செல் கால் வந்திருக்கு ஃபார்ட்டி ஃபோரில் ஃபார்ட்டி ஃபோர் செல் கால் இங்கே ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி டூன்னு சொல்லி வந்திருக்கு ஸோ ஃபிஃப்டி டூவில் ஸ்டாப் லாஸ்ன்றனால எட்டு பாயிண்டில் சுவிச் ஓவர் ஆயிருப்பீங்க அதுக்கு ப்ரீவியஸ் பார்த்தீங்கன்னா பைக் கால் ஸோ அந்த பைக் கால் வந்து மேலே பிரேக் அவுட் ஆகலன்றனால விட்டுருப்போம் அதுக்கு ப்ரீவியஸ் செல் கால் செல் காலில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ட்டி நைனில் பட் டார்கெட்ஸ் ரீச் ஆகலை மறுபடியும் சுவிச் சுவிட்ச் ஓவர் தான் நடந்திருக்கு எட்டு பாயிண்டில் ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ரெண்டு எட்டு பாயிண்ட்ஸ் வந்து சுவிச் ஓவர் நடந்திருக்கு ரெண்டு என்ட்ரிஸ் வந்து நம்ம பிரேக் அவுட் ஆகாதனால மிஸ் பண்ணியிருப்போம் ஆக்சுவலி என்னென்னா ஃப்ரைடே மார்க்கெட் ரொம்ப சைட்வேஸில் இருந்துச்சு அந்த மார்க்கெட்லேயும் நம்ம இது வந்து எப்படி பெர்ஃபார்ம் ஆயிருக்குன்னு நம்ம வந்து செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஓகேங்களா ஸோ இதில் ப்ரீவியஸ் இது பார்க்கலாம் ப்ரீவியஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் டுவெண்ட்டி அங்கே பைக்கால் வந்திருக்கு த்ரீ ஃபோர் ஃபோர் ஜீரோ மறுபடியும் மார்க்கெட் நல்லா ரீச் ஆகிருக்கு மேலே வந்து அதுக்கு ப்ரீவியஸ் செல் கால் வந்திருக்கு த்ரீ ஃபோர் த்ரீ செவன் மறுபடியும் மார்க்கெட் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி குயிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி இந்த சைட்வேஸ் மார்க்கெட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு ட்ரெண்ட் எடுக்கிறதையும் வந்து நமக்கு நோட் பண்ணி சொல்லும் ஸோ அந்த எண்ட் அந்த ட்ரெண்ட் வந்து அப்படியே ஸ்டார்ட் ஆச்சுனாலே போதும் நமக்கு வந்து நல்ல ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ணிட முடியும் ஸோ நமக்கு ஒரு சுவிட்ச் ஓவர் நடந்தாலும் எட்டு பாயிண்ட்டில் வந்து சுவிட்ச் ஓவர் நடக்கும் ஸோ அதில் நம்மளால் ஈஸியாகவே வந்து டார்கெட்ஸை ஏர்ன் பண்ணிட்டு மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சுவிட்ச் ஓவர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் உங்களுக்கு இந்த சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் நீங்களும் வந்து இந்த மாதிரி சிம்பிளாக ட்ரேட் பண்ணணும் ஜஸ்ட்டு ஒரு ஓப்பன் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து இப்போ பை பண்ண சொல்லுதா செல் பண்ண சொல்லுதா அப்படின்னு பார்த்துட்டு ஸ்டாப் லாஸ் என்ன அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த சிக்னல் ஜென்ரேட்டர் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதனுடைய டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் வந்து டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணுவோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்களும் வந்து டெய்லி இதை வச்சு ப்ராஃபிட்ஸ் வந்து ஏர்ன் பண்ணலாம் தேங்க்யூ